எங்கள் சேனலில் எல்லா ரெசிபீஸும் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க நம்புகிறோம் என்ஜாய் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறோம் இப்போ இன்றைக்கி வந்து காலிஃப்ளவர் பொரியல் எப்படி பண்ணுறதை நம்ம பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்களை ஃபஸ்ட்டு பார்க்கலாம் இதில் வந்து ஒரு மீடியம் சைஸ் காலிஃப் காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன் இதை வந்து சின்ன சின்னதாக வந்து கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்கேன் இதை வந்து நல்லா தண்ணி சூடு பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுட்டு அதில் வந்து நம்ம காயை ஊற வச்சோன்னா அதில் இருக்கிற புழுக்கள்லாம் வந்துடும் நீங்கள் வெறும் வந்து கோல்ட் வாட்டரில் வந்து அலம்புனிங்கன்னா அந்த பூச்சியெல்லாம் வராது அதனால தான் வந்து சுடுதண்ணி உப்பு போட்டு நம்ம வந்து ஊற வைக்கிறது இப்போ வந்து க்ளீனாக இருக்குது கா பூ ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி இஞ்சி பூண்டு ரெண்டு பச்சை மிளகாய் பூண்டு ஒரு பத்து பல் நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு இன்ச்சுக்கு இஞ்சி கடுகு அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்து ஒரு ஸ்பூன் கொஞ்சம் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் தேவைக்கேற்ப தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா கொஞ்சம் இதுக்கு தேவையான உப்பு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பேனில் நான் எண்ணெய் ஊற்றிட்டேன் கடுகு சீரகம் போட்டுட்டேன் கடுகு பொரிஞ்ச உடனே நம்ம கடலைப்பருப்பு போட்டுக்கலாம் வந்து போட்டுக்கலாம் இது வதங்கட்டும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆன பின்னாடி நம்ம வந்து இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் இது ஒரு நிமிஷம் நம்ம வதக்கிட்டு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் சீக்கிரம் வதங்கும் நான் கொஞ்சம் எண்ணெய் வந்து குறைச்சல தான் ஊற்றுவேன் எங்கள் ரெசிபீஸ்லலாம் வந்து கொஞ்சம் எண்ணெய் வந்து குறைச்சலாக இருக்கும் சில ரெசிபீஸ்க்கு எண்ணெய் ஊற்றணும் அதனால் வந்து கொஞ்சம் தாராளமாக ஊற்றுறோம் மற்றபடி நிறையா ரெசிபீஸில் வந்து ரொம்ப எண்ணெய் இருக்காது வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ தக்காளி போட்டுக்கலாம் தக்காளியோட மிச்ச உப்பு மஞ்சத்தூள் இப்போ நான் வந்து அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போடுறேன் ஒரு மிளகாத்தூள் போடுறேன் அப்புறம் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் சிறிதளவு கரம் மசாலா இப்போ இதெல்லாம் கலக்கி விடலாம் காரம் பார்த்துட்டு அப்புறம் போட்டுக்கலாம் ஏன்னா ரெண்டு பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் நம்ம போட்டுக்கலாம் அப்புறமா இதை வந்து நம்ம மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக வைக்கலாம் ஏன்னா நான் நிறையா எண்ணெய் ஊற்றாததுனால வந்து மூடி போட்டு வேக வச்சோன்னா சீக்கிரம் வெந்துடும் எண்ணெய் ஊற்றினா அதுலேயே வதக்கலாம் தக்காளி வதங்கடிச்சு இப்போ வந்து நம்ம காலிஃப்ளவர் போட்டுக்கலாம் காலிஃப்ளவர் நல்லா கலந்து விட்டுருங்க தண்ணி ரொம்ப ஊற்ற வேண்டாம் அதுலேயே வந்து தண்ணி இருக்கும் என்ன நம்ம கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கலாம் போகிற அந்த தண்ணி நம்ம மூடி போட்டு வேக வச்சிடலாம் அப்புறம் நம்ம வந்து வெந்த பின்னாடி காரெல்லாம் பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம் ஏன்னா பூலெல்லாம் வந்து கொஞ்சம் மசாலா இறங்கணும் கொஞ்சம் கலக்கி விடுங்க இன்னும் கொஞ்சம் வேகணும் காலிஃப்ளவர் நல்லா வந்துருச்சு கொஞ்சம் வந்து தனியாத்தூள் வந்து கொஞ்சம் போட்டுக்கலாம் காரெல்லாம் சரியாக இருக்குது ஒரு கலக்கு கலரிட்டு ஒரு டூ மினிட்ஸ் கழித்து எடுத்துடலாம் காலிஃப்ளவர் பொரியல் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் வந்து செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் தேங்க்யூ